ஏகையால இங்கு வாழ கிள நொங்கு ஒண்ணு சாப்பிடும் அடி அழகா சிரிச்ச முகமே நான் நினைச்சா தோணும் இடமே அடி அழகா சிரிச்ச முகமே நினைச்சா தோணும் இடமே நான் பிறந்த தினமே கிடைச்ச வரமே ஓ Parmesan.